டைரக்டரியில் உள்ள இமேஜஸ் ஐ பட்டியலிடும் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் காண்பது ஃபைல்ஸ் ஐ லிஸ்ட் செய்வது அவற்றை ஒரு இமேஜ் டாக் போன்ற எச்டிஎம்எல் கோடை கையாள வைப்பதன் மூலம் டைரக்டரியில் பட்டியலிட்டுள்ள இமேஜஸ் ஐ எக்கோ அவுட் செய்வது முடிவில் பார்க்க அது இப்படி இருக்கும் எட்டு இமேஜ்களை உருவாக்கினேன் அவை ஒரு பக்கத்தில் லிஸ்ட் ஆகும் அவை அனைத்தும் தனித்தனி இமேஜஸ் என் டைரக்டரி structure ஐ செட் செய்திருப்பதை பாருங்கள் இது போல ஷோw டாட் பிஎச்பி file ஐ வைத்துள்ளேன் அதில்தான் வேலை செய்ய போகிறேன் இங்கே இமேஜஸ் ஃபோல்டர் உள்ளது இங்கே காட்டியபடி இமேஜஸ் பட்டியலிடப்பட்டுள்ளன அவை எந்த ஃபார்மேட்டில் உள்ளன என்பது பொருட்டல்ல அவை மிக்ஸ்ட் format ஆக இருக்கலாம் ஒரே பார்மேட் எந்த டிஸ்ப்ளே ஃபார்மேட்டும் அல்லது HTML வழியான இமேஜ் ஃபைலும் வேலை செய்யும் ஆகவே இங்கே உள்ளது ஷோw டாட் பிஎச்பி இப்போதைக்கு இங்கே வெற்றாக உள்ளது பிஎச்பி டாக்ஸ் அவசியம் தேவை இதை செய்ய முதலில் இமேஜஸ் டைரக்டரி உடன் ஒரு வேரியபிள் ஐ அமைப்போம் முன்னே இந்த இமேஜஸ் ஐ காட்டியது போல பார்வார்ட் ஸ்லாஷ் அங்கே இருக்கட்டும் பேக் ஸ்லாஷஸ் ஐ போல இந்த சிம்போல்ஸ் உடன் ஜாக்கிரதையாக இருங்கள் அவை PHP இல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அவற்றின் பின்வரும் character ஐ நீக்கிவிடும் உதாரணமாக இமேஜஸ் பார்வார்ட் ஸ்லாஷ் போட்டோஸ் என்று எழுதினால் PHP இல் அது இமேஜஸ் ஹோட்டோஸ் என எழுதப்படும் ஏனென்றால் இந்த கேரக்டர் p ஐ கேன்சல் செய்யும் ஆகவே பார்வார்ட் ஸ்லாஷ் ஐ பயன்படுத்துவதை உறுதி செய்க மேலும் தெளிவாக இந்த போட்டோஸ் இங்கே இல்லை அடுத்து செய்ய வேண்டியது ஓப்பன் டிர் function ஐ பயன்படுத்துவது இது அடிப்படையில் ஒரு directory ஐ நமக்கு திறக்கப் போகிறது அது directory ன் கண்டென்ட் அல்ல குறிப்பிட்ட ஒரு directory ஐ இங்கே அதாவது இந்த directory ஐ திறக்கும் இதை இப்படியே வைத்துக்கொள்ளாமல் நாம் சொல்வது ஓப்பன் டிர் என்பது ஈக்வல்ஸ் டோ ஓப்பன் டிர் மற்றும் டிர் என்பது புதிய வேரியபிள் ஆகவே இதை இங்கே பொருத்துகிறோம் அடிப்படையில் இது செய்வது இது வெற்றிகரமாக முடிந்ததா பின் அது open டிரை ஐ நம் open directoryக்கு அசைன் செய்கிறது அதை பின்னால் நாம் கையாள முடியும் இதை செய்வதன் காரணம் டைரக்டரி இல்லை என்றால் நிறைய கோடும் நிறைய எரர்ஸ் உம் வரும் இங்கே காண்பது எரர்ஸ் இல்லையானால் உள்ளே இருக்கும் கோடு மற்றும் ப்ளாக் உடன் தொடரலாம் அடுத்த பகுதி கொஞ்சம் சிக்கலானது இதை annotate செய்ய ஆரம்பிக்கலாம் இது directory திறக்க மேலும் உள்ளே என்ன செய்கிறோம் directory படிக்கிறோம் ஆகவே ரீட் dir மேலும் இதை ஒரு while loop ஆல் செய்வோம் ஏனெனில் while loop ஐ சுற்றும் ஒவ்வொரு loop க்கும் நாம் எச்சோ ஆட் செய்ய அதாவது folder ல் உள்ள ஒவ்வொரு இமேஜின் இமேஜ் ஐயும் காட்ட வேண்டும் while loop ஐ துவக்கலாம் அதனுள் போவதை ஒரு நிமிஷத்தில் உருவாக்குவோம் while loop க்கு எக்ஸிக்யூட் செய்யும் block of code நடுவில் இங்கே இருக்கிறது இதற்கு செய்வது if file equals read directory அது நான் அறிமுகப்படுத்தும் ஒரு புதிய பங்ஷன் தெளிவாக open dir variable ஐ இங்கே உள்ளே டைப் செய்ய வேண்டும் என ஊகித்து இருப்பீர்கள் இது அடிப்படையில் ஓபன் டிர் function ஐ கொண்டு திறந்த directory படிப்பது இரண்டு மிக பயனுள்ள functions இரண்டையும் ஒத்திசைக்க செய்யலாம் மீண்டும் இதை இங்கே வாலிடேட் செய்யலாம் சொல்வது அது எக்குவல் எனில் பால்சே அது எக்குவல் இல்லை அல்லது திறக்கவில்லை அல்லது படிக்க இயலவில்லை என்றால் பின்னால் சில எரர்ஸ் வரும் இத்துடன் structure ஐ துவக்க வேண்டும் இதை parenthesesல் வைக்க வேண்டும் அதை செய்வோம் இத்துடன் நம் while statement பூர்த்தியாகிறது உள்ளே செய்ய வேண்டிய வேலை வெகு சுலபம் ஏனெனில் இந்த ஃபைல் variable உருவாக்கியுள்ளோம் while loop இருக்கிறோம் ஆகவே directoryயில் உள்ள ஒவ்வொரு fileக்கும் இது dynamic ஆக அப்டேட் ஆகும் சொல்ல வேண்டியது எல்லாம் எச்சோ ஃபைல் மேலும் ஒரு பிஆர் ஐ அதன் இறுதியில் சேர்க்கலாம் browser ஐ திறந்து refresh செய்தால் நம் directories எல்லாம் லிஸ்ட் ஆவதை காணலாம் directory listing குறித்து வேறு சில tutorialகள் உள்ளன அவற்றில் இது குறித்து சொன்ன நினைவு டாட் மற்றும் டபுள் டாட் உள்ளன இவை directory structures காண ஸ்டாண்டர்ட் notations டாட் நடப்பு டைரக்டரி என்று நினைக்கிறேன் டூ டாட்ஸ் திரும்பி போக அல்லது அதுபோல ஏதோ இப்போது நம் loop க்குள் செய்வோம் இந்த டாட் ஐயும் ஃபுல் ஸ்டாப் ஐயும் எக்கோ அவுட் செய்யக்கூடாது இந்த இரண்டு டாட்ஸ் சாரி காரணம் இவற்றை இமேஜஸ் ஆக போவதானால் இவை மேலும் அதுவும் வேலிட் இமேஜ் இல்லை ஆகவே இவற்றை நீக்கலாம் சொல்வது file does not equal dot and and இங்கே முக்கியம் ஒர் இல்லை file does not equal dot dot நாம் லூப் செய்து கொண்டே போக அது கேட்பது டஸ் திஸ் ஈக்வல் டாட் முதல் கேஸில் அது எஸ் ஆகவே if statement னுள் இருக்கும் கமாண்டை ஐ உதாசீனம் செய்துவிடலாம் இதற்கு அதே நேரத்தில் செக் செய்கிறோம் தெளிவாக இரண்டுமே ட்ரூ ஆக இருக்கும் ரிஃப்ரெஷ் செய்ய அவை காணாமல் போய்விட்டன அடுத்து செய்ய வேண்டியது பைல் வேரியபிள் ஐ இங்கே கையாண்டு உண்மையில் ஒரு இமேஜ் ஐ காட்ட வைத்தல் இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கொஞ்சம் எச்டிஎம்எல் கோடை ஆம்னி வேர்ட் ஆக எழுதுவேன் ஆகவே இமேஜ் சோர்ஸ் ஈக்வல்ஸ் சம்திங் இங்கே ஒரு ஹைட் மற்றும் வித்தை குறிப்பிடலாம் ஆனால் செய்யப்போவதில்லை இந்த இமேஜுக்கு அவை preset ஆகி உள்ளன இமேஜஸ் எல்லாம் வெவ்வேறு அளவாக இருந்தால் ஒரே அளவாக காட்ட நினைக்கலாம் அவற்றை தனித்தனியாக காண ஒரு ஹைப்பர்லிங்க் இருக்கலாம் அது சுலபமே அதற்கான PHP கோடை காட்டுகிறேன் ஒவ்வொன்றுக்கும் அடுத்து ஒரு பிரேக் இருக்கட்டும் இங்கே ஃபைல் என இடும் என எதிர்பார்த்தால் ரிஃப்ரெஷ் செய்ய உடைந்த இமேஜஸ் தெரிகின்றன காரணம் இங்கே புராப்பர்ட்டீஸ் ஐ சொடுக்கி பார்த்தால் நாம் சொல்லி இருப்பது டைரக்டரி இமேஜஸ் மற்றும் இமேஜ்1 இமேஜஸ் டைரக்டரி இங்கே இருக்க வேண்டும் இமேஜஸ் என எழுதலாம் ஆனால் அதற்கு ஒரு வேரியபிள் இருக்கிறது டிர் சொல்வது dir forward slash file. ஆகவே இது images forward slash file. Refresh செய்ய காண்பது டுடோரியலை துவக்கும் போது நான் காட்டிய பக்கமே. அடிப்படையில் அவ்வளவே. இவற்றை செய்ய இன்னும் அட்வான்ஸ்ட் வழிகள் லேஅவுட் போன்றவை உள்ளன. பிரச்சனைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி